உங்கள் அரசியல் லட்சியத்தை அடைய பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மே ஒன்று முதல் பதினைந்து வரை இரவு ஏழு மணிக்கு தொடர்புக்கு seven double three double eight two four two four two CI academy twenty one at Gmail dot com தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்கின்ற பெயரில் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி திமுக முக்கிய நிர்வாகிகளின் சொத்து பட்டியலை வெளியிட்டார் அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி எம்பி கனிமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துரைமுருகன் எவ வேலு உள்ளிட்ட பல முக்கிய திமுக நிர்வாகிகளின் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களின் நீண்ட பட்டியலை வெளியிட்டார் மேலும் புதிதாக திமுகவில் சேர்ந்துள்ள நபர்களின் கருப்பு பணம் பினாமி சொத்து என்று இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் விவரங்களை பகுதி இரண்டில் வெளியிடுவதாக கூறியிருந்தார் இந்த வீடியோ வெளியான நாளன்று செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இனிமேல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தினந்தோறும் நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று கூறினார் அன்றிலிருந்து இன்று வரை திமுகவினருக்கும் அண்ணாமலைக்கும் வழக்கு போர் நடந்து கொண்டே இருக்கிறது வீடியோ வெளியான ஓரிரு தினங்களில் திமுக நிர்வாகிகள் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக ஐநூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி அண்ணாமலைக்கு ஆர் எஸ் பாரதி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் மேலும் அண்ணாமலை முன்வைத்த குற்றச்சாட்டிற்கெல்லாம் ஆதாரம் தருமாறும் கேட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை ஆருத்ரா நிதி நிறுவனத்திடம் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி பெற்றதாக தன் மீது ஆர் எஸ் பாரதி ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டு சுமத்தியதாகவும் அதற்கு ஆர் எஸ் பாரதியிடம் ஐநூறு கோடியே ஒரு ரூபாயை இழப்பீடாக கேட்பதாகவும் பதிலுக்கு கூறியிருந்தார் மேலும் தன் மீதும் பாஜக மீதும் சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டிற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆர் எஸ் பாரதி விளக்கம் அளிக்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்று பணிவாக தெரிவிப்பதாக எச்சரிக்கையும் விடுத்தார் அதன்பின் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவதூறு பரப்பியதால் உதயநிதி மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார் என்றும் அதற்கு இழப்பீடாக ஐம்பது கோடி ரூபாய் கேட்டு உதயநிதி சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதற்கு தான் உதயநிதி குறித்து தவறாக ஏதும் கூறவில்லை என்றும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பதிலளித்தார் அதன் தொடர்ச்சியாக DMK MP T R Baalu அண்ணாமலையிடம் தன்னை பற்றி பற்றி அவதூறாக பேசியதற்காக நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இதையடுத்து அண்ணாமலை தரப்பில் அவரது வழக்கறிஞர் டி ஆர் பாலுவிற்கு அனுப்பிய பதில் நோட்டீஸில் அண்ணாமலை எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அளித்தும் அண்ணாமலை கூறியதில் தவறுகள் ஏதும் இல்லாததால் மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் எந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது தற்போது திமுக எம்பி கனிமொழி புதிதாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் கலைஞர் டிவியில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார் மேலும் சொத்து பட்டியல் என்ற பெயரில் திமுக பற்றி அவதூறு பரப்பியதற்காக அண்ணாமலை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக கூறினார் மேலும் திமுகவினர் பற்றி அவதூறு பரப்பிய காணொளியை நீக்காவிட்டால் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டியிருக்கும் என்றும் கூறியுள்ளார் இப்படியாக டிஎம்கே ஃபைல்ஸ் வெளிவந்த நாளில் இருந்து திமுகவின் ஆர் எஸ் பாரதி ஐநூறு கோடி உதயநிதி ஐம்பது கோடி டி ஆர் பாலு நூறு கோடி எம்பி கனிமொழி ஒரு கோடி என்று கோடிகளில் இழப்பீடு கேட்டு அண்ணாமலையுடன் வழக்கு யுத்தம் நடத்தி வருகின்றனர் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இழப்பீடு கேட்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த வீடியோ பதிவேறும் வரை யாரும் வழக்கு தொடரவில்லை